கோவையில் பேரக்குழந்தைகளை கொடூரமாக கொன்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் கோவை கவுண்டம்பாளையம் சேரன் நகர் பகுதியில் வசித்து வருபவர்கள் பாஸ்கரன் ஐஸ்வர்யா தம்பதி இவர்களுடன் ஐஸ்வர்யாவின் தாயார் சாந்தியும் வசித்து வந்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் இத்தம்பதியினரின் இரட்டை குழந்தைகளை அவரது பாட்டி சாந்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தலைமறைவாகினார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மதுரையில் சாந்தியை கைது செய்தனர் விசாரணையில் சாந்தி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் அவருக்கு மருத்துவ பரிசோதனை அளித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்